கர்த்தானப்பட்ட பெத்தலகமே நீதாமில்ல ஆயிரங்களுக்குள்ளே செய்தாயிருந்தும் இஸ்ரேல் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நேரத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அண்ணாதி நாட்களாகிய குடும்பத்தினுடையது நாம் தணிக்கப்பட்ட இந்த குடும்பத்தை சந்திக்கவும் தர்மியான குடும்பத்தாருக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை கூறி ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தர்மியான குடும்பத்தையும் கத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் துவக்க நாள் துவங்கி இந்த நாள் வர நீர் திருமையில் ஒரு ஆய் பாதுகாப்பு హ్యాపీ హ్యాపీ యేసు రాజావుకి యేసు రాజావుకి యేసు రాజావుకి